வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு thirty four thousand nine sixty ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது ஸோ இந்த செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து ப்ரீவியஸ் டே ஜெனரேட் ஆனது இன்றைக்கி ஃபுல் டே வந்து அப்படியே அந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷனில் ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் இருந்துச்சு but after twelve PM market rise ஆச்சு அந்த ரைஸ் ஆனதில் நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஃபைவ்க்கு பைக்கால் வந்துருச்சு ஸோ அந்த பை கால் வந்துருச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பையிங்கில் மாறிடுச்சுன்றதை இன்டிமேட் பண்ணுறக்காண்டி கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு buy at thirty four thousand nine fifty four point ten அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படி நமக்கு இன்றைக்கி டிசம்பர் தேர்ட்டியத் பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால் வந்து இந்த பை கால் தான் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு இப்போ ஒரு டுவெல் பிஎம் வரைக்கும் ட்ரெண்டு வந்து சேஞ்சே ஆகலை ஸோ அதனால் நமக்கு கால் ஜெனரேட் ஆகலை இதில் கால்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகும்னா மார்க்கெட் ட்ரெண்டு மாறினா தான் காலே வந்து ஜெனரேட் ஆகும் இப்போ நமக்கு ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அப்போ செல் கால் வந்தபடி ஃபினிஷ் ஆனதுனால இன்றைக்கி அப்படியே அந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு எப்போ மார்க்கெட் ஏறுமோ அப்போ தான் பை ட்ரெண்ட் வருன்ற மாதிரி இருந்துச்சு மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் சடனாக ஒரு ரைசிங் கொடுத்துச்சு ஏறுச்சு அந்த ரைசிங்கில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பை ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு அதாவது இப்போ நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை கால் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு இதில் கால்ஸும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது மாறும்போது நமக்கு கேண்டில் கலர் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகும் அடுத்து என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலான்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துடும் பை அட்னா பை அட் வந்துடும் டார்கெட் ஒன்று எய்ம் பண்ணால் எவ்வளோ தூரம் டூனா எவ்வளோ ஸ்டாப் லாஸ்னால் எங்கே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டான டீட்டெயில் வந்து லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு டுவெல் ஃபைவ்க்கு பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு இப்போ மூவ்மெண்ட் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து thirty four nine fifty four point டென்னு வந்திருக்கு அதை விட கீழே தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ யார் வேணாலும் நீங்கள் இப்போ கூட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா ஓகே க்ரீன் கலரில் கேண்டில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு என்ட்ரி பாயிண்ட்டை விட கீழே தான் ட்ரேடிங் போகுது இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஃப்யூச்சரில் ஒரு லாட் வாங்கலாம் இல்லாட்டினா கால் ஆப்ஷன் பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் டெசிஷன் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட் ஆராட் எய்ம் பண்ணால் thirty five thousand forty one point fifty வரைக்கும் எய்ம் பண்ணலான்னு வந்திருக்கு செகண்ட் டாரட்னா thirty five thousand hundred and twenty eight point ninety அப்படின்னு வந்திருக்கு ஸோ வந்துட்டு இப்போ ஒரு டூ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸ்டில் வந்து அந்த பையிங் ரேஞ்சிலே போகுது நம்ம டேரெக்டாக பார்ப்போம் வீடியோவில் அதாவது இப்போ டார்கெட்டை போய் ரீச் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸான்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் நடந்திருக்கு ஒரு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் ஆகிருக்கு so thirty four nine fifty four point டெனில் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடிங் வந்து போயிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பையிங் மோடில் தான் இருந்துச்சு பைக்கால் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபைவ்க்கு ஜெனரேட் ஆயிருந்துச்சு ஜெனரேட் ஆன பைக்கால் அப்படியே அந்த பையிங் ரேஞ்சிலேயே தான் ட்ரேடிங் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ வந்தது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு செகண்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ட்ரேடிங் போகுது ஃபஸ்ட் டாரட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஃபஸ்ட் டாரட் வந்து ஒரு டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ நமக்கு செகண்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இன்றைக்கி ஜென்ரேட் ஆன ஒரு ஃபஸ்ட் கால் இந்த பைக்கால் தான் அந்த பைக்கால்னுடைய மூமெண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா thirty four thousand five hundred call option so இந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டுவெல் ஃபைவ்க்கு தான் four sixty six point thirty ஃபைவ்ல பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு வந்தது இப்போ செகண்ட் டாரட் அச்சீவ் பண்ண இந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ்டி ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு டேரெக்டாக ஆப்ஷன்லேயும் வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் நம்ம டேரெக்டாக ஆப்ஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா ஃப்யூச்சர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் பண்ணுறதுனால பண்ணலாம் ஏன் இதை சொல்கிறோன்னா ஸோ ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஷனில் நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்கணும் கால்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றதை பார்க்கணுன்னா இந்த மணி ஆப்ஷன் மட்டும் ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா இந்த மணி ஆப்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா அக்யூரேட்டாக வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டான கேண்டிஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ கேண்டிஸ்டிக்னுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் அதில் வரும் அவுட் ஆஃப் த மணியில் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னு சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி திடீர்னு இப்போ டக்கு டக்குன்னு ட்ரேட் ஆகி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்திருக்கும் ஒரு டூ டேஸ்னுடைய கேண்டில்ஸ் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து வருன்றதுனால தான் அவுட் ஆஃப் த மணி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறல இந்த மணிங்க எல்லாம் நல்லா டீப்பாக இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ட்ரேட் ஆகிருக்கும் ஃபியூச்சர் மாதிரியே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கும் ஸோ இந்த மணி ஆப்ஷனில் உங்களுக்கு கால்ஸ் வந்து நல்லாவே வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு இந்த money option thirty four thousand five hundred call ஆப்ஷனில் ஜென்ரேட் ஆன ஒரு பை காலை தான் வந்து பார்த்தோம் ஸோ அதே நமக்கு செல் கால் வந்து புட் ஆப்ஷனாகவும் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ஆப்ஷனில் இந்த மாதிரி டேரெக்ட் அப்ளை பண்ணியும் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா இந்த மாதிரி நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்க்கும்போது அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ரெஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் ஒரு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் ரெஃபர் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ